స్వచ్ఛా కేసరిణ స్వచ్ఛ స్వచ్ఛాయ ఆయాసితేందవ త్రాయంతాంబో మధురిపో ప్రపన్నార్తి ఛిదో నఖాః భవాని டெக்ஸ்ட் ஷேர் பண்றேன் இதுல வந்து அவஸ்தா பேதாத்து தேசபேதம் காலபேதம் கவியினுடைய ஒரு பிரதிபா ஆனந்தியம் ஏராளம் எப்படி அப்படின்னா வெறும்னா நம்ம வந்து துவனிய பேஸ் பண்ணி மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய ஒவ்வொரு பிராணிகளினுடைய பலவிதமான பேதங்களை வச்சுண்டு நம்ம வந்து கவியனுடைய ஒரு பிரதிபாவை காமிக்கலாம் ஒரு பெண்ணன் எடுத்துட்டோம்னா அந்த பெண்ணனுடைய குமாரி அவஸ்தாவை வர்ணிக்கும் பொழுது அதே ஐடியாவை எடுத்துட்டு அது எப்படி வந்து பிரௌடாவஸ்தால மாறுறது அப்படிங்கறத வச்சுண்டு உங்களுக்கு வந்து the the whole thing changes அப்படி வேதத்தை வந்து வர்ணிச்சுட்டு இருக்கிறச்சு சேத்தனானாம் ச பால்யாதி அவஸ்தாபிகி அந்நத்துவம் சத்கவீனாம் பிரசித்தம் ஏவ ஒரு சேத்தனானாம் சேத்தன வஸ்து ஆஹ் சேத்தன வஸ்துக்கள்ல உங்களுக்கு வந்து பால்யாதி அதாவது ஒரு குழந்த பருவம் யௌவன பருவம் வார்த்தக்கிய பருவம் இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்தை வச்சுண்டு அந்நத்துவம் சத்கவீனாம் பிரசித்தம் ஏவ அது வந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு சேத்தனானாம் பேதே அப்படி அவாந்தர அவஸ்தா பேதாது நானாத்வம் அவாந்தர பேதாங் பேதம்ங்கிற பொழுது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் குமாரியினாம் குசுமசர பின்ன ஹிருதயானாம் அந்யாசாம் அதே குமாரிங்கிற ஒரே அவஸ்தா எடுத்துக்கிறோம் அதுக்குள்ள there can be several divisions அவாந்தர அவஸ்தா பேதம்ங்கும் பொழுது அந்த குமாரி அவஸ்தால இருக்கக்கூடிய பெண்ணிலேயே we can divide them two categories ஒன்னு மன்மதன்னால வந்து பிளக்கப்பட்ட ஹிருதயம் குசுமஷர பின்ன ஹிருதயானாம் அல்லது அந்நேஷ் அந்நியாசாம் அந்த மன்மதனுடைய ஒரு பிரபாவமே தெரியாதவர்களாக இருக்கலாம் பெண்கள் அதனால அஃபெக்ட் ஆகாத பெண்களாகவும் இருக்கலாம் அதே குசுமஷர பின்ன ஹிருதயானாம் அதுலயும் நம்ம இப்போ வந்து டிவிஷன்ஸ் போட்டோம்னா மன்மதனுடைய பிரபாவத்தை பார்த்த பெண்களிலேயே உங்களுக்கு வந்து வினீத அவினீதன்னு எடுத்துக்கலாம் ஸோ வினீதம்ங்கும் பொழுது ஒரு டிசிப்ளினோட இருக்கக்கூடிய பெண்கள் அப்பா அம்மா சொல்ல கேட்டுட்டு குரு குருஜனங்கள் என்ன சொல்லுவாளோன்னு பயந்துன்னு இருக்கக்கூடிய பெண்ணனுடைய ஒரு சுவாவத்தை வர்ணிப்பது அல்லது யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் என் மனசுல தோன்றதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கிறவ அபிநீதா அவினீதானாம் சேதனானாம் அவளுடைய ஒரு மனோபாவத்தை வச்சுண்டு அவளுடைய ஒரு மைண்ட் செட்ல வந்து கவி யோசிச்சு ஒரு ஸ்லோகம் எழுதினார்னா அது வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்க போறது அனந்தமா நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கு நெக்ஸ்ட் வந்து அச்சேதனானாம் பாவானாம் பாவானாம்னு பதார்த்தானாம் அச்சேதனமான வஸ்துக்கள் இருக்கு அதனுடைய ஆரம்பாதி அவஸ்தாபேத பின்னானாம் ஏகைகஷா ஸ்வரூபம் உபனிபத்தியமானம் ஆனந்தியமேவ உபயாதி அச்சேதன வஸ்து எடுத்துக்கிறோம் ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கிறோம் அந்த புஷ்பத்தை வந்து எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் வர்ணிக்கலாம் ஒரு மொட்டா இருக்கிற ஸ்டேஜ்ல வர்ணிக்கலாம் மொட்டுல இருந்து மொள்ளமா அந்த சூரியன் வந்து தன்னுடைய கிரணங்கள்னால மெதுவா அதை தறக்க போறாங்கிற ஸ்டேஜ்லயும் அதை வர்ணிக்கலாம் அல்லது நல்ல முழுக்க மலர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய உட்பகுதியை காண்பிக்கக்கூடிய ஒரு பிரகாஷ் பிரகாசமாக இருக்கக்கூடிய புஷ்பம்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்லோவா அப்படியே வாடி போகிற ஒரு புஷ்பமாகவும் இருக்கலாம் அந்தந்த அச்சேதன வஸ்துவனுடைய அந்தந்த அவஸ்த அவஸ்தா பேதத்தை வச்சுண்டு நம்ம வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி கவியினுடைய ஒரு ஆனந்தியம் இருக்கு ஏராளமான ஒரு there can be endless opportunities endless என்ன சொல்றது ஒரு வேஸ் இன் விச் எ போய்ட் கேன் டிஸ்கிரைப் தீஸ் திங்ஸ் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாரு யதா ஹம்சானாம் நினதேஷு யைஹி கவலிதைஹி ஆசஜ்யதே கூஜதாம் அந்ய கோபி கஷாய கண்டலுட்டனாத் ஆகர்கரோ விப்ரமஹ தே சம்பிரதி அகடோர வாரணவது தந்தாங்குர தந்தாங்குரஸ்பர்தினः நிர்யாதாः கமலாகரேஷு பிசினி கந்தாகிரிம கிரந்தயः தாமரை தண்டு இருக்கு பிசினி கந்தம் அந்த தாமரை தண்டினுடைய அக்ரிம பாகம் மொன அதுல ஒரு கிரந்தி முடிச்சு அதாவது இந்த நோட்ஸ் மாதிரி இருக்கும் கிரந்தையாக அந்த ஆரம்ப போர்ஷன் வந்து அந்த தாமரை தண்டனுடைய ஓரத்துல இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா இப்போ இருக்கிறது வந்து கடோர அகடோர வாரண வது தந்தாங்குர வாரண வது வதுன பெண் யானை பெண் யானைக்கு வந்து ரொம்ப கடினமா அதுக்கு வந்து பல்லு இருக்காது டஸ்க்ஸ் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹார்டா நம்ம ஆண்யானைக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து தந்தங்கள் இருக்காது பெண் யானைக்கு இருக்கக்கூடிய தந்தங்கள் எப்படி இருக்கும்னா வாரணவது தந்தாங்குரம் வந்து அகடோரம் அது ரொம்ப கடோரமாக இல்லாமல் ஒரு பெண் யானையினுடைய பல் ஆரம்பத்தோட ஸ்பர்தினகா போட்டியிடுற மாதிரி ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய பிசினி கந்த அக்ரிம கிரந்தையா பிசினி தாமரை மலர் தாமரை கொடி அதனுடைய கந்தம் மூலம் அதுல அக்ரிமம் முதல் முதல்ல வரக்கூடிய ஒரு பிரரோகம் கிரந்தின முடிச்சுல இருந்து அது அப்போதான் முளைக்க ஆரம்பிக்கிறது அப்படி அந்த முடிச்சுல இருந்து வெளியில வரக்கூடியது நிர்யாதாக இப்ப வெள்ள வந்துன்னு இருக்கு சம்பிரதி இது முன்னாடி இதனுடைய அவஸ்தா எப்படி இருந்ததுன்னா எய்கி கவலிதைகி இந்த தாமர தண்டு வந்து முன்பு அன்னபக்ஷிகள் வாயில வந்து சாப்பிட்டதுனால அது இங்க வச்சுண்டு கண்டே லுட்டனம் அது நன்னா அந்த தொண்டையில வச்சு அது வந்து அது அந்த தொண்டையில அந்த தாமரை தண்டை சாப்பிட்டதுனால அந்த தொண்டையில இருந்து ஒரு நல்ல ஸ்வீட்டா ஒரு சவுண்ட் வருதான் அன்னபக்ஷிக்கு ஆ கர்கர விப்ரமஹா ஆசஜ்யதே சோ எய்ஹி கவலிதைஹி எந்த தாமரை தண்டுகள் சாப்பிடப்பட்டதனால் ஹம்சானாம் கூஜதாம் ஹம்சானாம் கூவுகின்ற அன்னபக்ஷிகளின் கண்டே கஷாய கண்ட லுடனாத்து அந்த அன்னபக்ஷியினுடைய கஷாயனு மதுர மதுரமான ஒரு ஸ்வரத்தை கொடுக்கக்கூடிய தொண்டை அந்த தொண்டையில லுட்டனாத்து அது வந்து சேர்ந்ததனால் சோ இந்த தாமரத்தண்டை அன்னபக்ஷி சாப்பிடுறதா கபல கபலீகரணம் பண்றது கபலித்தம் அது கபலித்தம் ஆகும் பொழுது க தொண்டையில வச்சு அது அப்படி சுழட்டுறதான் அந்த இதை இப்ப நம்ம தேனை குடிக்கிறச்சு தேனை வந்து நேர லொடக்குன்னு அப்படியே வழுக்கிண்டு உள்ள போகிறது கிடையாது அது it makes a coating on the throat அது அந்த கோட்டிங்கா பண்றச்சே நமக்கு வந்து உடனே அந்த தொண்டை எரிச்சல் இருக்காது நல்ல ஸ்வீட்டா சவுண்ட் வரும் அதனால அது அப்படியே அந்த தொண்டையில உழண்டுன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் அதுதான் லுட்டனம்னு பேரு அந்த தொண்டையில் கஷாய கண்ட மதுரமாக குரலை கொடுக்கக்கூடிய அதனுடைய அந்த அன்னபக்ஷியினுடைய தொண்டையில் குளுட்டனாது உழலும் காரணத்தினால நினதேஷு அவைகளினுடைய கூவுதல்களில் ஒரு ஆகர்கரகா விப்ரமஹா ஆசஜ்யதே ஒரு நல்ல கர்கரன்னு ஒரு நல்ல சத்தம் விப்ரமஹா ஒரு அழகான ஒரு கோபி கோபினா இது என்னன்னே புலப்படாமல் ஒரு ஒரு ஸ்வீட் சவுண்ட் ஒண்ணு அவ அவர்களுடைய அந்த சவுண்ட் இதுல கூகுதல்கள்ல வருது எதனால இந்த தாமரத்தண்டை வாயில வச்சுட்டு அது குழப்பறதுனால உடனே ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சவுண்டு வருது அதே அந்த தாமரை அந்த தண்டு அது இப்ப எப்படி இருக்குன்னா வசந்த காலத்தினுடைய ஆரம்பத்துல இப்போ அது ரொம்ப மெல்லிசா இருக்கு it is still not fully grown ரொம்ப இப்பதான் வந்து மொட்டு மாதிரி அந்த அங்குரம் ஸ்ப்ரவுட்ஸ் வெளியில வரா மாதிரி இருக்கு அப்படிங்கிற பின்னாடி அன்னபக்ஷிகள் சாப்பிட போறது அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல <laughs> இருக்கு அப்படிங்கிற சோ அவஸ்தா பேதம் ஒரு அச்சேதன வஸ்துவனுடைய ஆரம்ப அவஸ்தா பிச தாமரை தண்டனுடைய ஒரு ஆரம்ப அவஸ்தா எப்படி இருக்குன்னா அது அந்த கமலாகரேஷு தாமரை குளங்களில் பெண் யானையினுடைய பல்லோட போட்டி போடுற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் அதுக்கு இருக்கு அப்புறமா தான் அது மேல பெருசா வந்து அதை ஒடிச்சு இந்த அன்னபக்ஷி சாப்பிட்டு மதுரமா பண்ண போறது அது கடோரமா இருக்கிற ஸ்டேஜ்ல அது சாப்பிட்டாலே அதுக்கு வந்து ஒரு மதுரமான ஒரு ஸ்வீட் சவுண்ட் வருதுன்னா சம்பிரதி இப்போ அகடோரம் இப்போ அப்ப இன்னும் எவ்வளவு மென்மையா இருக்கணும் அதுன்னு யோசிச்சு பாருங்க அதான் அச்சேதன வஸ்துவனுடைய ஒரு சேர்க்கை அந்த பிச அதாவது பிசங்கிறது தாமரை தண்டு தாமரை தண்டுங்கிற ஒரு அச்சேதன பதார்த்தத்தினுடைய ஒரு அங்குரா அதுக்கு ஆரம்ப அவஸ்தாவை வர்ணிக்கிறார் அந்த ஆரம்ப அவஸ்தாவை வர்ணிச்சதுனால இது ரொம்ப இன்னும் அழகா இருக்கு அப்படிங்க ஏவம் அந்நத்திராபி திஷா அனையா அனுசர்த்தவியம் இதே போல மத்த இடங்களிலும் நம்ம வந்து மற்ற பதார்த்தங்கள்ல மற்ற பதார்த்தங்கள் மற்ற வஸ்துக்களுக்கும் நீங்க வந்து வேற இப்ப இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது வெறும் ஒரு தாமர தண்டனுடைய ஆரம்ப ஸ்டேஜ சொல்லியிருக்கார் எதனையும் இருக்கலாமே மாம்பு இருக்கலாம் மாங்க இது இருக்கலாம் இவர் வந்து யாதவாபிதயத்துல ஆமா யாதவாபிதயத்துல வந்து கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தேவகிய வர்ணிக்கிறார் நான் இதுல வந்து ரகுவம்சத்துல காளிதாசனும் தௌஹிருத லட்சணம்னுட்டு வர்ணிக்கிறார் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சுதக்ஷினா ரகு இதுல கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கும் பொழுதுன்னுட்டு தௌஹிருத லட்சணானின்னுட்டு வர்ணிக்கிறார் ஆனா தேசிகர் வேதாந்த தேசிகர் வந்து யாதவாபிதயத்துல வர்ணிக்கிறச்சு தேவகியினுடைய கர்ப்பத்தை இதுல என்ன வித்தியாசம்னா உள்ள இருக்கிறது திவ்யமான புருஷன் பரம்பொருள் உள்ள இருக்காரு இவளோ மானுஷி ஆனா அவளுடைய காந்தி அமானுஷ்யமான தைவீகமான ஒரு காந்தி ஏற்பட்டு விடுத்தான் அவளுக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் சோ அப்போ அந்த ஒரு ஒரு கவி அதே தௌஹத லட்சணம்னு அந்த கர்ப்பவ அவஸ்தாவையே வர்ணிக்கிறவரே ஆனா அதுல he can bring about another difference in it அவ சும்மாவானும் எடுத்து பெயிண்ட் பண்றாளாம் பெயிண்ட் பண்றச்சு சாதாரணமா ஏதோ கிருக்காத உலகங்களை வர் வரையறாளாம் அவன் உலகங்களை அவளால எப்படி வரைய முடியும் யூனிவர்ஸ அப்படின்னா பகவான் வயத்துல இருக்கிறதுனால விளையாட்டு அவ எடுத்து அந்த பிரஷ வந்து தீத்தர்ச்சைய அது உலகமா தெரியறது ஏன்னா அது திவ்ய புருஷனுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ் அங்க இருக்கு அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு கவியனுடைய ஒரு சமத்காரம் தானே கவியனுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியில பலவிதமா ஆகிறது நமக்கு தேச பேதாத்து நானாத்வம் அச்சேதனானாம் தாவது இப்போ அவஸ்தாபேதம் சொன்னார் தேசபேதம்னு இருக்கு யதா வாயூனாம் நானா திக்தேசச்சாரிணாம் அந்நேஷாம் அப்படி சலில குசுமாதீனாம் பிரசித்தம் ஏவ தேசபேதாத்து ஒவ்வொரு பதார்த்தத்தையும் எடுத்துட்டோம்னா இந்த தேசத்துல இருக்கக்கூடிய வாயு வேற கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மந்தமான ஒரு பிரீஸ்ங்கிறது வேற மலைமாருதம்ங்கிறது வேறதான் என்ன நம்ம வந்து கங்கைக்கரையில ஒரு காத்துன்னு சொன்னா கூட மலையமாரதம்னு சவுத்துல இருந்து வர்றச்சு அதை பத்தி அதுவும் நீலகண்ட தீட்சிதர் சிவலீல அருணவத்துல வர்ணிக்கும் பொழுது அது ஓபம் தான் இருக்கு அது வேற இல்லையா அது தேச பேதா இப்ப இங்க கோயம்புத்தூர்லயே சொல்லுவா பாலக்காட்டுல இருந்து வர காத்துன்னு பாலக்காட்டுக்கு அது தேசம் சோ தேச பேதத்தினால எப்படி உங்களுக்கு வந்து பல்வேறு விதமா அதே வாயு தான் ஆனா உங்களுக்கு டிஃபரன்ஸா கொண்டு வர முடியும் கவியினால இல்லையா இப்ப இதே காத்த தானே டிஸ்கிரைப் ஏன்னா இப்ப மகாகாவியத்தினுடைய லட்சணம்னு எடுத்துட்டோம்னா வாயு ருத்து அர்ணவம் எல்லாத்தையும் தான் டிஸ்கிரைப் பண்ணணும் நதியை டிஸ்கிரைப் பண்ணணும் சமுத்திரத்தை டிஸ்கிரைப் பண்ணும் காளிதாசன் ரகுவம்சத்துல கங்கையை டிஸ்கிரைப் பண்றதை விட உங்களுக்கு இங்க தாமிரபணியை டிஸ்கிரைப் பண்றது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கே ஏன்னா வஸ்து வேறையா மாறிடுறது தேசபேதாத்து அதுதாங்க இல்லையா சோ அதுக்கு உண்டான இன்ஃபுளுசஸ் உங்களை அங்க சேர்ந்துடுறது அந்த கவியினால he can express so many things very differently so there is no ரெப்படிஷன்ங்கிறதுக்கு வர்றாரு பிளேஜியரிசம்ங்கிறதே கிடையாது அவரும் நதியை வர்ணிச்சார் இவரும் நதியை வர்ணிச்சாருன்னா ரெண்டும் வெவ்வேறையா இருக்கு ஏன்னா தேசபேதம் அதுல வாயுனாம் வாயுனுடைய நானா திக்தேசச்சாரினாம் பல தேசங்கள்ல அது சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த வாயுனுடைய டிஃபரன்ஸ காமிக்கலாம் அன்னேஷாம் அப்படி சலில இப்ப நதியும் டிஃபரன்ஸ் காமிக்கிறோம் குசுமாதீனாம் எந்த புஷ்பம் நீப்ப புஷ்பம்ங்கிறது கதம்ப புஷ்பம்ங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்லோகத்துல காளிதாசன் எடுத்து எழுதியிருந்தாருன்னா இங்க நீலகண்ட தீட்சிதர் வந்து உங்களுக்கு கதம்ப வனம்னுட்டும் அதை டிஸ்கிரைப் பண்றதே வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகத்துக்கு எடுக்கு எடுக்கிறார் ஏன்னா அதுல டிவினிட்டி இருக்கு கதம்பவனநாதர்னுட்டு பகவானுக்கு அங்க பெயர் பகவானுடைய அசோசியேஷன் இருக்கும் பொழுது அந்த கதம்பவனத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துடுறது அந்த புஷ்பமே வேற தேசத்துல இருக்கிறதுனால அதே புஷ்பம் it takes on a different ஒரு தேசம் idea in the mind of the poet இல்லையா சேதனானாமபி மானுஷ பசு பக்ஷி பிரபிருத்தீனாம் கிராம அரண்ய சலிலாதி சமேதிதானாம் பரஸ்பரம் மகான் விசேஷா சமுபலபியத்தை ஏவ சமுபலபியத்தை சேத்தன வஸ்து எடுத்துப்போம் மனுஷன் பசு பக்ஷி இவைகளே மனுஷனை வர்ணிக்கும் பொழுது கிராமத்துல இருக்கக்கூடிய மனுஷன் அரண்யத்துல இருக்கக்கூடிய மனுஷன் இதுல கப்பல்ல போற மனுஷன் எல்லாம் டிஃப்ரெண்டா வர்ணிக்கலாம் ஒவ்வொருத்தனையும் அவனுடைய பிஹேவியர் டிஃப்ரெண்டா இருக்கும் அவனுடைய மனப்பான்மை வேறையா இருக்கும் அவனுடைய ஆட்டிடியூடும் வேறையா இருக்கும் சோ அதை வச்சு டிஃபரன்சியேஷன் கொண்டு வரலாம் பசு ஒவ்வொரு ஜந்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஜந்து எப்படி அரண்யம் காட்டுல இருக்கக்கூடிய சிம்மம்னு எடுத்துட்டோம்னா அரண்ய சிம்மகாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிங்கம் கிராம சிம்மகான்னா நாய் <laughs> கிராமத்துல வந்து சிங்கம் போல இருக்கக்கூடியது அந்த நாய் தான் அது அதனால ஒவ்வொரு ஏரியாக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பசுவும் மாறும் பட்சிகளும் மாறும் இல்லையா இப்படி சச்ச விவிச்சிய அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி யதாயதம் உபதிபத்தியமான கவிஹி எவ்வாறு அதை வந்து அந்த தேசம் காலம் இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணும் பொழுது ததைவ ஆனந்தியம் ஆயாதி அதுல ஒரு எக்கச்சக்கமான டிஃபரன்சஸ் நமக்கு நிறைய வருது you can have innumerable ways of expressing அதனால்தான் புதுசு புதுசா காவியங்கள் பண்ண முடியும் ததாகி ஏவ தாவது திக் தேசாதி பின்னானாம் ஏ வியவஹார வியாபாராதிஷு विचित्राः விசேஷாக தேஷாம் கேன அந்த சக்கியதே கந்தும் ஒரு மனுஷியனுடைய ஒரு திக் தேசாதி பேதத்தை வச்சுண்டே என்னென்ன வியாபாரங்கள் வியவஹாரம் ஆக்ஷன்ஸ் வியாபாரம் அவன் என்னென்னலாம் பிஹேவியர் வியவஹாரம்னா பேச்சு சாரி வியாபாரம்னா ஆக்ஷன் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் விசித்திரமாக விசேஷமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உங்களுக்கு வரலாம் தேஷாம் அந்த பேச்சுகளினுடைய அந்த ஒரு கிரியைகள் செயல்களினுடைய அந்த முடிவை கேனகந்தும் சக்கியதே யாரால் அடைய முடியும் எண்டு போக முடியாது விசேஷதா இன் பர்டிகுலர் யோஷிதாம் பெண்களினுடைய ஒரு விவகாரத்தை பத்தி சொல்லணும்னாலே யௌவனம் அதுக்கப்புறம் சாத்விக அவளுடைய அலங்காரங்களை எடுத்துட்டாலே எக்கச்சக்கமான அலங்காரங்கள் வெறும் ஒரு தோடை பத்தி வர்ணிக்கலாம் இதை பத்தி வர்ணிக்கலாம் நிறைய இருக்கு பெண்களுக்கு எஸ்பெஷலி இன்னும் ஜாஸ்தி வேற உங்களுக்கு இருக்கு பிகாஸ் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் அலங்காரம் அண்ட் ஆகாரியம் உங்களுக்கு அவளுக்கு ஜாஸ்தி வந்துடுறது தே லைக் இட் ஆல்சோ உபனிபத்தியதே ச தத் சர்வம் சுகவிபிகி யதா பிரதிபம் அவருடைய ஒரு பிரதிபாக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஆகிறது அப்படிங்கிற இன்னைக்கு வந்து அலங்காரங்கள் உங்களுக்கு பெண்களுக்கும் போட்டுக்கிறோம் ஆண்களுக்கும் இருக்கு சோ அதனால உங்களுக்கு வந்து அந்தந்த விஷயத்துக்கு இப்ப இவன் கர்ணனே வந்து கவச்ச குண்டலம் போட்டுக்கலையா என்ன கழுத்துல காதுல so it can create another dimension to the poet காலபேதாத்து ச நானாத்வம் காலத்தினால காலத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸினால வரக்கூடிய ஆனந்தியம் டிஃபரன்சஸ் இந்த போயிட்ரி யதா ருது பேதாத்து சீசனுடைய பேதம் திக் வியோம சலிலாதீனாம் அச்சேதனானாம் உங்களுக்கு ஒரு ருத்துவை வர்ணிக்கும் பொழுது எந்த திக்குல எப்படி அந்த ரித்து மாறுதலை கொண்டு வருது ஆகாசத்துல எப்படி ஒரு மாறுதலை கொண்டு வருது இப்ப சரத் காலம்னு எடுத்துட்டோம்னா சரத் ஜோத்ஸ்னா சுத்தாமுங்கிற அம்பால ஏன்னா சரத்காலத்துல மேகங்களே கிடையாதுன்னுட்டு ஆகாசத்தை வர்ணிக்கிறோம் அதே ஆகாசம் உங்களுக்கு வந்து இவரை பத்தி சொல்லும் பொழுது விஷ்ணுவை பத்தி சொல்லும் பொழுது அந்த ஆகாசத்தை சொல்றச்சே அப்படியே காலாம்புதம் போலங்கிறோம் அவரை <laughs> எப்படி கருமேகம் ஆகாசத்துல இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்து சேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கலாம் சேஷன் வெள்ளையா இருக்கான் அதுக்கு மேல கருமேனி கார்மேனி வண்ணன் செங்கன் இவர் இல்லையா அவர் படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கும் பொழுது அது அழகே தனிதான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ருத்துவனுடைய பேதத்தை வச்சுட்டு எடுக்கலாம் அது வருஷா காலம்னு எடுத்துக்கலாம் வருஷா காலம்னு எடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு சரத்காலம்னு எடுத்துட்டு அந்த காலத்தினுடைய பேதத்தை வந்து இன்கார்பரேட் பண்ணும் பொழுது அப்போ ஏராளத்துவம் ஏராளமாக அமையறது சேதனானாம் ச ஔத்சுக்கியாதயா விசேஷ ஆசிரயினா பிரசித்தாக ஏவ ரித்துசம்ஹாரம்னு ஒரு டெக்ஸ்ட் காளிதாசனோடதுன்னு சொல்றா அதுல வந்து ஆறு ரித்துக்கள்ல ஒவ்வொரு மரம் இந்த ரித்துல எப்படி இருக்கு இந்த புஷ்பம் எந்த புஷ்பம் புஷ்பிக்கிறது இந்த ரித்துல மனுஷாளுடைய பிஹேவியர் எப்படி ஒவ்வொரு ரித்துல அப்படிங்கிற வருஷா காலம் ஆரம்பிக்கிறச்சு அந்த வழிப்போக்கன் போயிருக்கான் ஐயோ மழை வரதே நமக்கு டிலே ஆகுமே வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு அங்க வந்து ஆதங்கம் ஜாஸ்தியா இருது ஸ்பிரிங் வந்த உடனே நம்ம வந்து பெண்ணோட நம்ம ஆசையா இருக்கலாமே அப்படின்னு இன்னும் வரும் ஸோ ஒவ்வொரு டயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மனசுல இருக்கக்கூடிய ஆவல்கள் மாறப்போறது கால விசேஷ ஆசிரியனா காலத்தை பேஸ் பண்ணி அந்த அதை ஆசிரியிச்சு பிரசித்தம் தானே நமக்கு ஔத்சுக்கியம் முதலிய பாவனைகள் ஸ்வாலக்ஷண்ய பேதாத்து ச சகல ஜகத்கதானாம் வஸ்தூனாம் வினிபந்தனம் அவிகீதம் ஏவ தச்ச யதா அவஸ்திதம் அவஸ்திதமபி தாவது உபநிபத்தியமானம் அனந்ததாம் ஏவ காவ்யார்த்தசிய ஆபாதயதி ஸ்வாலக்ஷண்யம்ங்கிறச்சு ஸ்வரூபேதம் ஒவ்வொருத்தருனுடைய ஸ்வரூபம் இவ்வாறு அமைப்பு உடல் அமைப்பை வச்சுண்டு நம்ம வந்து பேதங்களை கொண்டு வரலாம் சகல ஜகத் கதானாம் வஸ்து நாம் இந்த உலகத்தில் எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்வரூப பேதம் அதை வினிபந்தனம் அதை சேர்க்கறதுங்கிறது அபிகீதமேவ அப்படின்னா அத அது வந்து உச்சிதமேவ விகீதம்னா நிந்தனை அவிகீதம்னா நிந்தனை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அது பொருத்தம் தானே அப்படிங்கிற வஸ்துக்களினுடைய ஒரு ஸ்வரூப பேதத்தை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணும் பொழுது அதுவும் உச்சிதமாக தான் ஆகிறது இப்படி காவியார்த்தசிய அனந்ததாமேவ ஏராளத்தனம் காவியத்திற்கு இருக்கதான் இருக்கு சரியா அத்த கேஜித் ஆச்சக்ஷீரன்னு இப்போ வேறு ஒரு மதத்தை ஸ்தாபனம் பண்றார் அதாவது வாச்சியார்த்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நானாத்துவம் இருக்கும் பொழுது காவியார்த்தத்துக்கும் நானாத்துவம் இருக்கு அப்படின்னு இந்நேரம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா வாட்சியார்த்தத்துல காலபேதம் அவஸ்தாபேதம் ஸ்வரூப பேதம் தேசபேதம் இதனால என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஆனந்தியம் அதாவது ஏராளத்தனம் எக்ஸஸா நிறைய இருக்கோ அதுவே it will contribute to the creativity of the poet அப்படின்னு சொன்னார் இத ஒத்துக்காதவா இருக்கா சில பேர் அவளுடைய ஒரு கேள்வி இங்க அத்திர கேச்சித் ஆச்சக்ஷீரன் சில பேர் சொல்றான் இந்த இடத்துல சொல்லக்கூடும் அப்படிங்கிறார் என்ன சொல்லக்கூடும் பூர்வபக்ஷி மாதிரி பூர்வபக்ஷி மாதிரி ஆமா சாமானிய ஆத்மனா வஸ்தூனி வாச்சியதாம் பிரதிபத்தியந்தே ந விசேஷ ஆத்மனா தானிஹி ஸ்வயம் அனுபூதானாம் சுகாதீனாம் தன் நிமித்தானாம் ச ஸ்வரூபம் அந்நத்திர ஆரோபயத்பிகி பர அனுபூத சாமானியமாத்திர ஆசிரயேண உபனிபத்தியந்தே கவிபிகி நஹி தைஹி அதீதம் அநாகதம் வர்த்தமானம் ச பரச்சித்தாதி ஸ்வலக்ஷண யோகிபிகி இவ பிரத்யக்ஷி கிரியதே இது வந்து என்ன கேள்வி இங்க கேக்குறாருன்னா சாமானிய ஆத்மன வஸ்துக்களை வந்து நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது வாட்சியமாக நம்ம போடுறதுங்கிறது எப்படின்னா சாமானிய ஆத்மனா வஸ்துனி வாட்சியதான் பிரதிபத்தியந்தே சாதாரணமாக தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோமே தவிர விசேஷ ஆத்மனா அதை வந்து நம்ம மனசுல வாங்கிக்கிறது இல்லை இப்போ வாயுன்னு எடுத்துக்கிறோம் காற்றுன்னு பொதுவா நம்ம சொல்லிட்டோம்னா அது எந்த காத்தா இருந்தா என்ன காத்துங்கிறது தானே மனசுல போய் உட்காந்துக்கிறது இது என்ன இந்த நிமித்தத்தோட உட்காந்துக்கிறதா என்ன இல்லையே அப்படின்னு ஒருத்தன் ஆர்கியூ பண்றான் வஸ்தூனி சாமானிய ஆத்மனையா ఆత్మనయ ఈయన ஜென்ரல் கெப்பாசிட்டி வஸ்தூனி வாட்சியதாம் பிரதிபத்தியந்தே வாட்சியமாக நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம் நாட் இன் இட்ஸ் பர்டிகுலாரிட்டி ந விசேஷ ஆத்மனா தானிகி வஸ்தூனி ஸ்வயம் அனுபூதானாம் சுகாதீனாம் தன் ச ஸ்வரூபம் அந்நத்திர ஆரோபயத்பிகி அந்த சுகம் சரக்கு சந்தனம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிச்சிருக்கோம் முன்னாடி அந்த அனுபூதானாம் சுகாதீனாம் அதற்கு நிமித்தமாக என்னத்தையோ மனசுல வச்சுட்டு இருக்கோமே அததான் நம்ம இங்க ஆரோபம் பண்றோம் இப்ப தாமிரபரணி தண்ணி வந்து யாருக்கும் தெரியாது யாருமே அதை பார்த்ததில்ல மலையமாரதமும் நம்ம பார்த்ததுலயோ நம்ம மெட்ராஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம் இல்ல யூஎஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு எங்க இருந்து மலையமாரதம்ங்கிறது தெரிய போறது ஆனால் நம்ம அனுபவிச்ச அந்த ஒரு இத வந்து இங்க ஆரோப்பம் பண்ணினா நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்போ we are only looking at those வஸ்து in a very generalized manner நம்ம விசேஷமா இன் பர்டிகுலர் மலைமாரதத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலையே நம்ம அனுபவிக்கிறது இல்லையே இல்ல இல்ல நம்ம எங்கேயோ இருக்கோம் ஒரு ஒரு காத்து நல்ல சுகமா அடிக்கிறது இப்படிதான் அந்த மலைய மாறுதம் காத்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய மனசுல நம்ம மனசுல ஆரோபம் பண்ணிக்கிறோம் அது அக்கார்டிங் டு தட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்படிதான் இருக்கணும் அவ சொல்ற அந்த இத வச்சு நம்ம கிட்ட அது it is already gone inside and we tell that only அதுதான் ஆமா சோ சாமான்யமாக தானே இருக்கு விசேஷ சூன்யம் தானே சாமானிய ஆசிரியமாகவே தானே நம்ம வந்து வர்ணனியமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் தானிகி ஸ்வயம் அனுபூதானாம் தானாகவே நம்ம அனுபவி சுகம் அதனுடைய நிமித்தம் என்னவோ அதை வச்சுண்டு அதனுடைய ஸ்வரூபத்தை வைத்து அந்நத்திர ஆரோபயத்பிகி நம்ம படிக்கிறதுல அதை ஆரோபம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஸ்வ பர அனுபூத சாமான்யமா மாத்திர ஆசிரியேன it is a generalized version நான் அனுபவிக்கிறது மெட்ராஸ் காத்து புஸ்தகத்துல சொல்லியிருக்கிறது மலையமாருதம் நான் மெட்ராஸ் காத்த தூக்கி மாறுதத்து மேல ஆரோபம் பண்ணி நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படிதானே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறா கவிகள் எல்லாரும் போய் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண முடியறது நம்ம போகணும்னு நினைக்கிறோம் ஆனா போக முடியாதவா எங்க இருந்து இமோத் பர்வதத்தை அனுபவிக்க முடியும் ஏதோ பின்னாடி இருக்கிற ஒரு மலையில ஸ்னோ வந்ததுன்னா எப்படி இருக்குமோன்னு நினைச்சுட்டு நம்ம கல்பனை பண்ணி நம்ம ஆரோபம் பண்ணி பாத்துக்கிறோம் சோ சாமான்யமா தான் நம்ம பாத்துக்கிறோம் தைஹி அந்த கவிகளினால் அதீதம் அநாகதம் வர்த்தமானம் ந அவர்களால் வந்து எல்லாத்தையுமே பரச்சித்தாதி ஸ்வலக்ஷண யோகி பீரிவ பிரத்யக்ஷி ந கிரியதே இந்த இடத்துல இது வரக்கூடாது ஆஹ் என்ன ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது தைஹி தைஹி அந்த கவிகளால் யோகிபிஹி இவ யோகிகளைப் போல் அதீதம் அநாகதம் வர்த்தமானம் பரச்சித்தாதி ஸ்வலக்ஷணம் எது பாஸ்ட் அநாகதம் ஃபியூச்சர் வர்த்தமானம் பிரசன்ட் பரச்சித்தாதி ஸ்வலக்ஷணம் மற்றவர்களுடைய மனசுல இருக்கிறதனுடைய ஸ்வபாவம் இதெல்லாம் யோகிகள் மாதிரி அவர்களால் அந்த கவிகளினால ந பிரத்யக்ஷீக்கிரியதே அவளால எப்படி அவன் என்ன யோகியா கவி இல்லையோ இல்லையோ அவளால எப்படி பிரத்யக்ஷம் பண்ண முடியும் அத முடியாது அப்போ எங்க இருந்து உங்களுக்கு வந்து சாமான்யமா தானே இதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் பொருத்தணும் கரெக்ட் கேள்வி வந்து அவன் கேக்குறச்சே எப்பவும் கரெக்டா இருக்கும் நமக்கு இல்லையே அவ இப்ப நம்ம சொல்றோம் மலையமாரதன் காத்துன்னு நீ அந்த மலையமார காத்து நீ இந்த இந்த காத்து பாலக்காட்டு காத்துல போட்டு மழை அதுதான் மலை மாறுதம் எப்படி சொல்ல முடியும் தெரியாது அவர் பார்த்த மலை மாறுதம் எதுவும் தெரியாதே நமக்கு அப்போ இது பிரமம் பண்ணிருக்கலாம் இப்ப நம்ம சாதாரண தானே நமக்கு எப்படி தெரியும் இதுதான் அது so it is only an illusory எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறார் பிரமைதானே உங்களுக்கு இது வந்து உண்மையான ஒரு ரச அனுபவத்திங்கிறத நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன் ஆனா அதுதான் ரசானுபூத்தி அவர் வருவார் சோ தச்ச அனுபாவிய அனுபாவக சாமான்யம் சர்வ பிரதிபத்திர சாதாரணம் பரிமிதத்வாத்து புராதனானாமேவ கோச்சரி பூதம் இது வந்து அனுபவிய அனுபவக்க சாதா சாமானியம் யாரு அனுபவிக்கிறானோ அவனுக்கும் எப்படி அனுபாவயதி அனுபவித்தும் யோக்கியம் சுகமுக்கும் அனுபாவகம் அந்த சுகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வஸ்து இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடியது எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் இத ஆனா பரிமிதத்துவம் it is a very limited experience பரிச்சின்னமா இருக்கு பிகாஸ் எவன் அனுபவிக்கிறானோ அவன் எந்த ஒரு வஸ்து அவனுக்கு தெரியுமோ அந்த வஸ்துவோட லிமிட்டடா இருக்கு இப்ப நான் அனுபாவகா என் அனு அனுபாவியம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது எதுன்னு வச்சோம்னா நான் அனுபவிக்கிறேன் அப்படி எடுத்துப்போம் அனுபாவியம் ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன் அனுபாவகம் எனக்கு அந்த சுகத்தை ஊட்டுகிறது எது மெட்ராஸ் காத்து அந்த காத்து எனக்கு அந்த சுகத்தை கொடுக்கறது இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடியது அதனால it is very limited to what I know பரிமிதம் புராதனாமேவ கோச்சரி பூதம் இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சது வால்மீகிக்கெல்லாம் வேணா அது புரிஞ்சிருக்கலாம் அவ மைண்டுக்கு வேணா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ததா அஸ்ய விஷயசிய அனுபவத்தேகே பட் அந்த வால்மீகி பார்த்த அந்த பம்பா நமக்கு தெரியாது இல்லையோ इट् इस् பாசிபிள் அத ஏவ एव सः hmm. प्रकारविशेषः यैः hmm. अद्यतनैः அபிநவத்வேன பிரதீயதே தேஷாம் பிரம மாத்திரமேவ அப்போ நான் என்னமோ இன்னைக்கு அனுபவிக்கிற மாதிரி அந்த மலை மாறுதத்தை நான் இங்க உட்கார்ந்து அனுபவிக்கிற மாதிரி நான் மனசுல நினைச்சுக்கிறேனே அது இல்யூஷன் hmm. தானே அது பிரமம் தானே பணிதி கிருதம் வைச்சித்ய மாத்திரம் அத்த அஸ்தி இது இது வந்து கவியினுடைய ஒரு வெறும் ஒரு வேர்ட் பிளேனால தானே வருது அதுல இருந்து எங்க உங்களுக்கு வந்து ஒரு ரசானுபூதி உங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அந்த இடத்துல this is just an imagination this is not ஒரு காவியத்துக்கு விஷயமாக ஆகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அதுக்கு கிடையாதுன்னு சூப்பர் mm-hmm. <laughs> ஆமா கேள்வியே பிரமாதம் அந்த இடத்துல <laughs> பதில் சொல்ல போற